எப்பவுமே அவர் சுற்றி பத்து பாஞ்சு பேர் இருப்பீங்க வண்டியில் துப்பாக்கி வர வச்சிருப்பாரு எப்படி அப்படியே தலையை தனியாக எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் உலகம் முடி போட்டுருந்த பய உள்ளிலேக்கு எங்கேருந்துல இவ்வளோ தைரியம் ஒரு வருஷமும் வந்தது மொத்தவனா நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு வாங்கணும் காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தால் புடுங்கிக்கிடுவானுவ படிப்பை மட்டும் கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் இந்த மாதிரி தைரியசாலி எப்போமாவது ஒருத்தன் தான் பிறப்பான் அவனை பயன்படுத்திக்கிட்டு தான் புத்திசாலி